ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக சோஷியல் ஒர்க் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும் என்எஸ்எஸ் என்ற ஆர்கனைசேஷன் தான் அது ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்எஸ்எஸ் பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் so welcome back to Aravind of Tamil myself Aravindan Kumar hello everyone நான் ரவீந்திரன் நான் எங்கள் காலேஜில் செகண்ட் இயர் என்எஸ்எஸ் வாலண்டியராக இருக்கேன் என்எஸ்எஸ் அதாவது national service scheme nineteen sixty நைனில் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் மகாத்மா காந்தியோட ஹண்ட்ரட் பர்த் அனிவர்சரியை முன்னிட்டு ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் NSS personality development through social service அதாவது சமூக சேவை மூலமாக நம்மளோட பர்சனாலிட்டி இல்லைனா நம்மளோட கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்எஸ்எஸோட லட்சியம் ஸ்கூலில் ஹையர் செகண்டரி முதல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனான காலேஜஸ் வரைக்கும் என்எஸ்எஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி முதல் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு பிளான் இருந்தது அண்ட் அதை பற்றி நேரு இன்ட்ரடியூஸ் பண்ண பஞ்சசீலையும் தெளிவாக எழுதியிருந்தாங்க அண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இதை பற்றின லெட்டர் கொடுத்துருந்தார் அப்படி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே என்எஸ்எஸ் ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸை சொன்னாங்க அண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த வி கே ஆர் ராவோ முப்பத்தி ஏழு யூனிவர்சிட்டியில் என்எஸ்எஸ்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணார் அண்ட் ஃபைனலி கண்ட்ரி ஃபுல்லாக இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா என்எஸ்எஸோட சிம்பிள் என்எஸ்எஸ் சிம்பிளில் ரெட் வயலட் ஒயிட் போன்ற கலர்ஸ் இருக்கும் அண்ட் நடுவில் ஃபேமஸான சன் டெம்பிள் கொனார்க்கில் இருக்கிற சன் டெம்பிள் வச்சுருப்பாங்க இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அதாவது love commitment young blood service போன்ற மீனிங் தான் என்எஸ்எஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா cleaning afforestation creating awareness rally programmes and health camps இதெல்லாம் தான் கிளீனுன்னு சொல்லும்போது போர் அடிக்குமான்னு எல்லாம் நினைக்க வேணாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஒரு ஹேங் ஓவர் பண்ண மாதிரி இருக்கும் கிளீனிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் for example beach cleaning college and school surrounding cleaning பண்ணுறது தான் எப்படி நம்மளோட வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருப்போமோ அதே மாதிரி நம்மளோட சொசைட்டியை க்ளீனாக பண்ணுவோம் அதனாலே இது ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அண்ட் செகண்ட் ஒன் ஃபாரஸ்டேஷன் மரம் வளர்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா என்றதை தெரிஞ்சுக்கவே முடியும் last one health camps students organise பண்ணுற இந்த ஹெல்த் கேம்ப்ஸ் பப்ளிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் like BP sugar test eye test blood donor ah blood டொனேட்டுன்னு சொன்னபோது தான் ஞாபகம் வருது இந்த ஒரு ஜென்ரேஷனில் இந்த ஒரு காலகட்டத்தில் பிளட் டொனேட்டுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டைம் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற மோட்டோ தான் பிளட் டொனேஷனோட வேல்யூவை எடுத்து காட்டுது நெக்ஸ்ட் திங் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்எஸ்எஸ்ல மெயினாக என்எஸ்எஸ்ல இல்லாதவங்களுக்கு என்எஸ்எஸ்னா சும்மா ஒரு திங் என்எஸ்எஸ் வரும் ஒரு பேர் மட்டும்தான் அதில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி அது அப்படி இல்லை அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணேன் என்எஸ்எஸ்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் சோஷியல் சர்வீஸ் தான் அதோட மெயின் தீம் அண்ட் நம்மளோட பர்சனாலிட்டி நம்மளோட டேலண்ட்டை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லா ட்ராயிங் வரைவேன் பட் நான் வரைய மாட்டேன் டான்ஸ் ஆடுவேன் பட் நான் ஆட மாட்டேன் நல்லா பேசுவேன் பட் ஆனால் ஸ்டேஜில் பேச மாட்டேன் அப்படி உள்ளுக்குள்ளே உங்களோட டேலண்ட்ஸை வச்சு அதை கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் அண்ட் அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்எஸ்எஸ் கிரியேட் பண்ணுது so that you can definitely case your talent without any fear என்எஸ்எஸோட motto not me but you அது என்ன நமக்கு ஈஸியாக ரீட் பண்ணிட்டு போகலாம் நாட் மீ பட் யூ நான் இல்லை நீங்கள் அதுக்குள் பட் அதுக்குள்ள ஒரு இன்னர் மீனிங் இருக்குது நாம் நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காமல் நம்மளை பற்றி மட்டும் நினைக்காம நம்ம சொசைட்டியில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் அவங்களோட ஃபீலிங் லைஃப் இதெல்லாம் நாம் பார்க்கறது என்எஸ்எஸ் மூலமாக தான் ஒரு என்எஸ்எஸ் வாலண்டியருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கும்போது என்ன பண்ணணுன்றது தெளிவாகவே தெரியும் அப்படி நிறைய திங்ஸை நம்மளோட இன்ஸ்பயர் பண்ணுற விஷயங்கள் என்எஸ்எஸ்ல இருக்குது national service through enjoyable work அதுதான் என்எஸ்எஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ்எஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு என்எஸ்எஸ் வாலண்டியராக என்எஸ்எஸ் ஸ்டூடெண்டா இருந்தால் என்எஸ்எஸ் பத்தினா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ தட் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே motivational and information and personality development வீடியோஸ்க்காக சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டில் தன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்